பிரபுடாக்கிஸ் நேயர்களுக்கு வந்து வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சேலத்தில் அம்மாப்பேட்டையில் வந்து வண்டி வேடிக்கைக்கு வந்திருக்கோம் பயங்கர சூப்பராக என்ஜாயபுளாக வந்திருக்க போது நினைக்கிறேன் வாங்க let's go to the video Ilaiyaraaja கலைக்குழு இளையராஜா கலை இந்த வண்டி வேடிக்கையோட ஒரு சிறப்பு அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் தாங்க செம தூளாக வந்துருக்கும் ஸோ இந்த வண்டி வேடிக்கை அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா கடைகள் மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது அம்மாப்பேட்டை பலப்பற்றை மாரியம்மன் கோயிலேருந்து கிட்டத்தட்ட கல்யாண மண்டபம் ஸ்டாப்பிங் வரைக்கும் வந்து ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்து நம்ம போயிட்டு வரலாம் அம்மாப்பேட்டை பலப்பற்றை மாரியம்மன் கோயிலுக்கு எதிரில் செம்மையான ஒரு பந்தல் போட்டிருந்தாங்க மக்கள் கூட்டம் வந்து ஜே ஜே ஜேன்னு இருந்துச்சு சேலம் மட்டும் இல்லாமல் சேலத்தை சுற்றி உள்ள எல்லா ஊர்லேருந்துமே மக்கள் இங்கே வருவாங்க ஆடி பண்டிகை அப்போ சேலம் குகையில் வியாழக்கிழமை இந்த வண்டி வேடிக்கை நடக்கும் அதே வெள்ளிக்கிழமை இங்கே அம்மாப்பேட்டையில் வந்து இந்த வண்டி வேடிக்கை நடக்கும் ஜாலியாக என்னென்ன வேணும் உனக்கு ஓ சூப்பராக இருக்கா ஓகே என்ன வேணும் என்னென்ன வேணும் கொம்பு வேணும் அப்புறம் வேறு என்ன வேணும் நம்ம வந்து என்ட்ராகி ஒரு பத்து நிமிஷத்துலேயே ஒரு லைட் வண்டி வர ஆரம்பிச்சிருச்சு கிட்டத்தட்ட மூணு வருஷங்களுக்கு அப்புறமா இந்த வண்டி வேடிக்கை நடக்கிறதுனால இந்த வருஷம் நிறைய லைட் வண்டிகளை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ நம்ம வந்த உடனே ஃபஸ்ட் லைட் வண்டியை பார்க்க ஆரம்பித்தோம் நாம் பார்த்துட்டு இருந்த இந்த ஃபஸ்ட்டு லைட் வண்டி பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஏகப்பட்ட லைட்ஸோட சக்கரம் எல்லாம் அந்த மாதிரி ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் மேலே எல்லாம் வச்சு பார்க்குறதுக்கே வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க மக்கள் எல்லாமே செமையாக வந்து இந்த லைட் வண்டியை என்ஜாய் பண்ணாங்க ஹாய் ஸோ பாருங்கள் எவ்வளோ கார்ஜியஸாக பிரம்மாண்டமாக வந்து இருக்குன்னு அந்த சக்கரத்தில் இருக்க அந்த வேலைப்பாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருக்குது ஸோ இவ்வளோ மெனக்கெட்டு இந்த வண்டி வேடிக்கைக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயந்தான் ஃபஸ்ட் லைட் வண்டி பார்த்த உடனேவே லைட்டாக பசிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு தட்டுவடை கடை அங்கே வந்து தட்டுவடை செட்டு வந்து ஆர்டர் பண்ணோம் அண்ணா வந்துட்டு கார் அதிகமாக கம்மியான்னு கேட்டாங்க ஒரு மீடியம் காரத்தில் போட்டு சூப்பராக கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படியே நொறுக்கல் அப்புறம் இன்னும் கொஞ்சம் முறுக்கு எல்லாமே சாப்பிட்டுட்டு சைடில் அப்படியே வந்து வேடிக்கை பார்த்துட்டே இருந்தோம் நம்ம சஞ்சுவுக்கு வந்து அவன் கேட்ட மாதிரி கொம்பு வச்சாச்சு வண்டி வேடிக்கையோட இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த ஹார்ன் சவுண்டு தாங்க வயசு பசங்க சின்ன பசங்க எல்லாம் இதை வாங்கிட்டு செம்மையாக ஊதிட்டு சரியான ரவுஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க சூப்பராக இருக்கும் அது அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கும்போது அடுத்த லைட் வண்டி வந்துச்சு சூப்பராக இருந்துச்சு லைக் நிறைய லைட்டுங்க இதெல்லாம் வந்து போட்டு இருக்கிறதுல இது கொஞ்சம் பெரிய லைட் வண்டி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ ஒரு டிராக்டரில் தான் இந்த வண்டிங்க எல்லாத்தையும் வந்து இழுத்துட்டு வருவாங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து மாட்டு வண்டியில் வந்து இழுத்துட்டு வருவாங்க ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஸோ இந்த லைட் வண்டியில் வந்து வேஷம் போட்டுட்ருக்கவங்களாம் வந்து ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது ஏன்னா அந்த லைட்டுங்கள்லேருந்து வர அந்த ஹீட்டு பயங்கரமாக இருக்கும் அந்த ஹீட்டையும் வந்து பேர் பண்ணிக்கிட்டு நமக்கு முன்னாடி வந்து அவங்க நல்லா சிரிச்சுக்கிட்டு போஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய அந்த எஃபர்ட்டுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்களை வந்து தெரிவிச்சே ஆகணும் ஸோ நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த லைட்ஸில் இருக்க சைடு மேல் சைடு எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்ம சூப்பராக வந்துருந்துச்சு வா வாட் ஏ ஒண்டர்ஃபுல் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நம்ம வியக்கிற அளவுக்கு இருந்துச்சு நடுவில் இந்த பச்சை கிளிகளில் பொம்மை மாதிரி விற்றுட்டு இருந்தாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு வயசு பசங்க எல்லாமே செம்மையான ஆட்டம் போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுவும் நம்ம தலையோட ஆளுமா டோலுமா பார்த்து போட்டாங்க செம்ம ஜாலியாக வந்து ஆடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அடுத்தது நம்ம பார்த்தது தான் இந்த பாகுபலி மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு ஐயனார் சாமி அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இதுவும் பார்க்குறதுக்கு வந்து பயங்கர பிரம்மாண்டமாக இருந்துச்சு அதை பார்த்துட்டே இருக்கும்போது அடுத்தது இன்னொரு லைட் வண்டி வர ஆரம்பிச்சிது அதுவும் வந்து நிறைய லைட்டுகளோட செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு பார்க்குறதுக்கே வந்து செம்ம அழகாக வந்து இருந்துச்சு இவ்வளோ பெரிய கூட்ட நெரிசல்லையும் வந்துட்டு நம்ம பாதுகாப்பாக போயிட்டுருக்கோம் அப்படின்னா அதுக்கு வந்து காவல்துறையினர் தான் வந்து பெரிய சப்போர்ட்டு அவங்க தான் பெரிய பலம் இந்த கூட்டத்துக்கு நடுவில் அவங்களும் இருப்பாங்க நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நம்ம ஈஸியாக அவங்கள வந்து ரீச் பண்ண முடியும் பக்கமாகவே வந்து இருப்பாங்க இந்த வண்டி வேடிக்கையோட மற்றும் ஒரு சிறப்பம்சம் என்னென்னா நிறைய கடைங்க இருக்குங்க எல்லா வெரைட்டி ஆஃப் கடைங்களுமே வந்து இருக்கும் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்லி சிக்கன் கடைங்க சாப்பிட்றதுக்கு தட்டுவடை செட்டு அப்புறம் வந்து இந்த அப்பளம் பஜ்ஜி அப்படின்ட்டு நிறையா இருக்கும் ஐஸ்கிரீம் கடைங்க எல்லாமே வந்து இருக்கும் இது இல்லாமல் வந்து டாய்ஸ்க்கான கடைங்க பலூன்ஸு நைட்ரஜன் பலூன்ஸு பெரிய பெரிய பலூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வந்து கடைகள் வந்து இருக்கும் டிஃப்ரெண்ட்டான கீ செயின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடைங்க வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும் அப்படியே மயில் வேஷம் போட்டிருந்தவங்களையும் பார்க்க முடிஞ்சது அதுக்கப்புறமா இன்னொரு மிக பிரம்மாண்டமான ஒரு லைட் வண்டியை பார்க்க முடிஞ்சது அநேகமாக வந்து ராமர் சீதை அவங்களாம் இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லைட் வண்டி இதுவுமே வந்து பார்க்குறதுக்கு செம்ம சூப்பராக தூளாக வந்துருந்துச்சு வழக்கமாக எல்லா வண்டி வேடிக்கைகளுக்கும் அதாவது எல்லா வருஷத்தின் வண்டி வேடிக்கைகளுக்கும் வர இந்த நரசிம்மர் அந்த சிலை ஸோ இந்த தடவையும் வந்து பயங்கர பிரம்மாண்டமாக வந்து கொடுத்துருந்தாங்க அடுத்தது நம்ம பார்த்தது தான் ஒரு ஃபுல் லைட் வண்டி செம்ம சூப்பராக வந்து இருந்துச்சு கம்ப்ளீட்டாக வந்து கோல்டன் லைட்டில் வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஸோ இதை வந்து எப்படி சொல்லுவோன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் இருக்க ஒரு லைட் வண்டி கம்ப்ளீட்டாக நாலு சைடுமே நம்மளால் சூப்பரான லைட்ஸ் வந்து பார்க்க முடியும் ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனல் டச்சுக்கு பாரத மாதா இருக்க மாதிரி ஒரு லைட் வண்டி வந்துடும் ஸோ நம்மளும் இந்த வருஷம் இந்த மாதிரியான ஒரு லைட் வண்டியை வந்து பார்க்க முடியுது ஃபைனலாக வந்து ஒரு பெரிய அப்பளம் ஒன்று வாங்கி டேஸ்ட் பண்ணோம் அது வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு வியூவர்ஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது வீடியோ வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா நாங்களும் என்ஜாய் பண்ணோம் நீங்களும் எங்களோட வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம் மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு செம்மையான ஒரு வீடியோட உங்களை சந்திக்கும் போது உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் பிரபு யூ டேக் கேர்